நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இன்று புதன் சனி பகவான் சேர்க்கை புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உச்சத்தில் இருந்தால் ஒருவர் தங்கத்தட்டிலே உணவு உண்பார் அப்படின்னு சொல்லப்படுற கருத்து இருக்குது உண்மையும் அப்படி தான் புதன் உச்சத்தில் இருக்கிற அந்த உச்ச திசை வரும்போது தங்கத்தட்டிலே உணவு உண்ணக்கூடிய அமைப்பு உண்டு சனி பகவான் அதற்கு நேர் மாணவர் இரண்டு பேரும் இணையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சனி இணைந்தால் அவர் தனவான் என்று சொல்லுகிறது புலிப்பணி ஜோதிடம் கூறப்பா கொடுஞ்சனியும் புந்தி மேவ கொட்டவனே கனதனவான் சத்ரு இல்லை அவனுக்கு எதிரியே இல்லை அவன் வாழ்க்கையிலே மிகுந்த செல்வ வளம் பெற்று கடைசி வரைக்கும் சிறப்பாக வாழ்வான் என்கிறது இந்த கூட்டு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் சனி புதன் சந்திரன் ஐந்து கிரகம் இணையும் போது அவருக்கு மாற்றுத்திறனாளி அதாவது உடலிலே காயம் இல்லாட்டா ஊனம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சந்திரன் புதன் சனி செவ்வாய் இந்த நான்கு கிரகணம் சேரும்போது அவர் வந்து சோம்பேறியாகவும் தரித்திரன் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை அமைப்பு அவருக்கு அமைகிறது ஆயிலும் அதிகம் கல்யாணமும் இல்லை குழந்தையும் இல்லை கஷ்டப்பட்டு தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சனி நான்கும் இணையும் போது அவர் கோள் சொல்பவன் கெட்ட புத்தி உடையவன் சகுனியைப் போல வாழவன் அப்படின்னு சொல்கிறது பத்தாம் இடத்திலே ராகுசனி புது புதன் பத்தாம் இடத்திலே ஒருவருக்கு ராகுசனி புதன் மூன்று கிரகம் இருக்கும்போது அவர் கஷ்டப்படும் மா மக்களை காட்க வந்த ரட்சகன் இப்போ இயேசு பகவான் இந்த நரேந்திர மோடி கூட அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது எளிய குடும்பத்திலிருந்து மக்களை காக்க வந்திருக்க ஒருவர் ஜாதி சங்க தலைவர்களே அப்படி தான் சொல்கிறாங்க ரட்சகன் கஷ்டப்படுறவங்கள காக்க வந்தவர் அப்படின்னு சொல்கிறது இப்போ பத்தாம் இடத்திலே புதன் ராகு இரண்டு கிரகம் இருக்கும்போது அவருக்கு வந்து அவர் வந்து நாத்திகவாதி கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதே குரு சுக்கிரன் சனி செவ்வாய் புதன் இந்த ஐந்து கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அவர் திருட போனால் காவலாளி தூங்கி போயிடுவான் அவ்வளோ அதிர்ஷ்டசாலி யோகமுடையவர் அப்படின்னு சொல்கிறது அவர் மர சம்பந்தமான தொழில் ரயில்வே சம்பந்தமான தொழில் பெரும் தொழில்கள் பண்ணக்கூடியவர் இதே சனி சுக்கரன் புதன் ஒன்பதிலே இருக்கும்போது அவர் நிறைய நிலபுலன்கள் உடைய விளைச்சல் உடைய வயல்களை உடையவரும் மிகுந்த யோகசாலியாகவும் கொல்லப்படுகிறது ஐந்தாம் இடத்திலே புதன் சனி பகவான் இந்த இரண்டும் இருக்கிறது என்ன சொல்கிறதுன்னா ஐந்திலே புதன் சனி இருக்கும்போது அவருக்கு புத்திர பாக்கியங்களுக்கு பிரச்சனை இருக்குது இப்போ ஐந்தாம் இடம் புதன் வீடாகவோ ஐந்தாம் இடம் சனி பகவான் வீடாகவோ அதாவது ஐந்தாம் இடம் மகர கும்பமாகவோ ஐந்தாம் இடம் வந்து மிதுனா கன்னி அந்த மாதிரி வந்து அதில் சனி பகவானும் மாந்தியும் இருந்தால் அவளுக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஜாதக அமைப்புகள் சொல்லுகிறது இப்போ சனி பகவான் நட்சத்திரம் புதன் பகவானுடைய ரா லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி மிதிரத்தில் பிறந்திருக்கவங்கள வச்சு பார்த்தோம்னா கன்னியிலே அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண் பெண் குழந்தைகள் உண்டு அவங்க வந்து குவாலிட்டி வெளிநாடு போகிறது ஸ்கின் சம்பந்தமான தொழில்கள் அதாவது தோல் டாக்டர் நர்ஸு இந்த மாதிரி தொழில்கள் பண்ணுறாங்க யானு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்கள் பண்ணுவாங்க மிகச் சிறப்பான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் இதே மிதுன லக்கணமாகி அதுலேயே அனுச நட்சத்திரம் இருக்கும்போது அவங்க வந்து கோழி பண்ணை மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை வைக்கிறாங்க அவங்களுக்கு ஆண் பெண் குழந்தைகள் இருக்குது வேறு வேறு ஜாதியில் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது மிதுன லக்கணமும் நீங்கள் வந்து அனுச நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஜாதி மாதிரி திருமணம் அதாவது இவங்க ஒரு ஜாதி அவங்க ஒரு ஜாதி இல்லை மதம் மாதிரி திருமணம் அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள் அதிகமாக உள்ளது இதே கன்னி லக்கணம் மிதில் லக்கணம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது குழந்தைகள் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் அவங்களுக்கு இருக்குது இதே கன்னி மிதன லக்கணம் சுவாதி நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பான வாழ்க்கை இவங்க யாருக்குமே எக்கனாமி லெவலில் எந்த பிரச்சனையும் இல்லை பணம் வசூல் பண்ணக்கூடிய தொழில் ஒரு ஏஜெண்ட்டு டாஸ்மார்க் கடை கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி துறைகளில் அவங்க தொழில் பண்ணுறாங்க இந்த புதன் சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது கருட பகவான் மேலே கிருஷ்ணர் கருடன் மேலே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை இவர்கள் கண்ணில் பார்க்குற மாதிரி மாட்டி வச்சுக்கிறது இவங்களுக்கு சிறப்பு இது புதன் சனி சேர்க்கைக்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறது யோக நரசிம்மரை வணங்கலாம் இல்லாட்ட பறவை கருட பகவான் கருட பகவான் இருக்கிற மாதிரி படங்களை இல்லாட்ட கருட பகவான் இருக்கிற மாதிரி உருவ பொம்மைகளை கருட பகவான் மேலே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி பொம்மை படங்களை வாங்கி இவங்க வந்து அதுக்காகட்டி கையிலே வச்சுருக்க முடியாது கண் பார்வையில் படுற மாதிரி வீட்டில் மாட்டியிருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கண் பார்வை அதில் படும் அது நமக்கு யோகங்களை கொடுக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம் தெய்வாக்கு ஜோதிட சரவணன் நன்றி வணக்கம்